அனைவருக்கும் வணக்கம் பயிர் வகைகள்லேயே ரொம்ப சிறந்த பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான் இந்த பச்சை பயிரை வந்து எப்படி முளைக்கட்ட வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் நான் வந்து பச்சை பயிர் வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இந்த பயிரை நம்ம நல்லா ஊற வைக்கலாம் நான் காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் ஊற வச்சேன் அப்போது மறுநாள் காலையில் அதே பத்து மணிக்கு தான் நான் எடுக்க எனக்கு நேரம் கிடச்சிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம கட்டி இதை யூஸ் பண்ணணும் இதுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கலாம் நான் எப்போவுமே இந்த காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து அதுதான் முளை கட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ட்ரெடிஷ்னல் முறையில் தான் அப்படியே ஃபாலோ பண்ணி முளைக்கட்ட வைப்பேன் இந்த ரெண்டு பக்கமும் சேர்த்து இப்படி நாட் போட்டு அப்புறம் அந்த ரெண்டு கார்னரையும் சேர்த்து நாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நான் இப்போ மறுநாள் காலையில் பத்து மணிக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் ஈவினிங் தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து அதை எடுத்துருந்தீங்கன்னா லைட்டாக முளை கட்டியிருக்கோம் நான் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுநாள் காலையில் தான் எனக்கு எடுக்க டைம் எடுக்க முடிஞ்சுது இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா முளை கட்டி வந்திருக்கு அப்படின்னு பயிரை பாருங்கள் இந்த பச்சை பயிரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல் அதிகமாக ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்குது இது வந்து உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் அப் சின்ன வயசுலேயே சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த முளைக்கட்டின பயிரை சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது முடி பிரச்சனையை வந்து அவங்களுக்கு நீக்கும் அப்புறம் வந்து பச்சை பயிரில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து வராது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பச்சை பயிரை வந்து சாப்பிட்டா நமக்கு வந்து நீண்ட நேரம் வயிற்று வயிறு வந்து நல்லா நிறைவாக வச்சுக்கிடும் அதனால் தேவையில்லாமல் எதுவும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது எங்கள் வீட்டில் குட்டி பாப்பாக்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க இந்த முளைக்கட்டின பயிரை விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி